நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் இந்த தர்று வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் ஜோடிய ஜெங்கின்னு வருது எப்படி பாருங்க ஜெங்கின்னு ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங் Ля, красавец какой. நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்களுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா தூரத்துல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா டார்ச்சர் பண்ற rascal happy. Oh, no, no, no. Cool down, no, cool down, no, cool down. போடா பண்ணி போடா பண்ணி போடா பண்ணி சும்மாறா சொட்ட தலையா எனக்கு பாவமா என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா Make sure to leave a like on this video and subscribe to the channel with the notification bell turned on, so you don't miss any of our future videos. Hey! You, you, you! I fool of the idiot of the fool of the ass! ass, ass. அடங்கோ <laughs> ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ